ஸ்ட்ராவில் மின்சாரம் வணக்கம் குழந்தைங்களா நம்மளை சுத்தி பல மின்சாதனங்கள் இருக்கு அதெல்லாம் செயல்பட நமக்கு மின்சாரம் தேவை அப்படிப்பட்ட மின்சாரத்தை நாமளே உருவாக்கலாமா பயப்படாதீங்க இதுல ஆபத்து வர அளவுக்கு மின்சாரம் இருக்காது வாங்க அந்த சோதனையை செஞ்சிடலாம் இந்த சோதனையை செய்ய நமக்கு ரொம்பவும் எளிமையான பொருட்கள் தான் தேவை ஒரு காலியான பேனா ரீஃபில் ஒரு மெல்லிய ஸ்ட்ரா ஒரு தடிமனான ஸ்ட்ரா ஒரு அழி ரப்பர் ஒரு குண்டூசி முதல்ல ரீஃபிலோட ஒரு முனைய ரப்பர்ல குத்தி வைக்கணும் பார்க்க இது ஒரு கம்பம் மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு மெல்லிய ஸ்ட்ராவோட மையத்துல ஒரு குண்டூசியை குத்தி அந்த ஊசிய ரீஃபிலோட மேல் பகுதியில சொருகிடணும் பாருங்க இப்ப இது டீ வடிவத்துல இருக்கும் ஸ்ட்ராவை சுத்தினா சுத்தும் இப்போ உள்ளன் நூல் கொஞ்சம் எடுத்து அதை ஸ்ட்ராவோட ரெண்டு பக்கமும் ஒரே திசையை நோக்கி தேய்க்கணும் நினைவிருக்கட்டும் முன்னும் பின்னும் தேய்க்கக்கூடாது இப்படி பண்ணுறதால இந்த ஸ்ட்ராவில் ஒரு மின்புலம் ஏற்படும் அடுத்து ஒரு தடிமனான ஸ்ட்ராவை எடுத்து அதே போல் உள்ளன் நூலால் தேய்க்கணும் இதுலேயும் மின்புலம் ஏற்படும் இப்போ இந்த தடிமனான ஸ்ட்ராவை மெல்லிய ஸ்ட்ரா கிட்ட எடுத்துட்டு போங்க இப்போ இந்த மெல்லிய ஸ்ட்ரா சுத்த ஆரம்பிக்கும் ஒரு மின்விசிறி மாதிரி என்ன சுத்துதா அவ்வளவுதான் எளிமையான மின்சாரத்தை உருவாக்கிட்டோம் இங்க பாருங்க குழந்தைங்களும் இதை வச்சு விளையாடுறாங்க இது ரொம்பவும் எளிமையான ஒரு சோதனை இதை செஞ்சு காட்டி உங்க நண்பர்களை அசத்திடுங்க பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை ஒரே திசையில் தேய்க்கும் போது அது எலக்ட்ரானை பெற்றுக்கொள்ளும் தன்மை உடையதாகிறது இரண்டு ஸ்ட்ராக்களையும் ஒரே திசையில் தேய்ப்பதால் இரண்டிலும் உராய்வின் மூலம் ஸ்ட்ராவுக்கு எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் அடையும் ஒரே விதமான மின் துகள்கள் கொண்ட பொருட்களை அருகருகே கொண்டு சென்றால் அது விலகல் அடையும் அதனால்தான் ஸ்ட்ராக்கள் ஒன்றையொன்று விலக்கிக் கொள்கின்றன